ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு என்னென்ன கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்தியாவிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லக்கேஜ் வந்து இந்த வாட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எனக்கு விளக்கு வாங்கி வச்சுருந்தாங்க முன்னே வெள்ளி விளக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து போன வருஷம் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே அம்மா வத்தால் எனக்கு போட்டு வச்சுருந்தாங்க இந்த ரேப்பிட் டெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் இருக்கும் சேஃப்டிக்கு வேணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே யூஸ் பண்ண அரிசி அதெல்லாம் வந்து நான் பேக் அப்படியே இருந்துச்சு அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் வந்து நம்ம அரிசிக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆழாக்கு சொல்லுவோம்ல ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்த கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்போ கொடுத்த சாமி அந்த தாம்பால தட்டு இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு இப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன் சித்தி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஷெஃப்லேருந்து ரெண்டு பேன் கொடுத்துருந்தாங்க நான்ஸ்டிக் பேனை இதில் வடை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த கடலைப்பருப்பு வாங்கி கொடுத்தாங்கம்மா இந்த வத்தல் நாங்கள் முன்னே காமிச்சிருப்பேன் சிட்டியோட கடையில் வந்து நான் காமிச்சிருப்பேன் ஸோ அந்த வத்தல் தான் இது ஜவ்வரிசி வத்தல் இது ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து நாங்கள் பொரிச்சோம் சூப்பராக இருக்குது அப்புறம் எப்பயுமே வந்து மிளகாத்தூள் வந்து எடுத்துகிட்டு வருவோம் அதே மாதிரி வந்து ரெண்டு பேக் மிளகாத்தூள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் கோதுமை மாவும் வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கன்னா புளியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா வந்து கோதுமை மாவு அப்புறம் மிளகாத்தூள்லாம் இங்கே வந்து அரைக்கலாம் இருந்தாலும் நம்ம ஊரில் வந்து நல்லா காய வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் ரொம்ப நாள் வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே இது பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணத்தப்போ கொடுத்த விளக்கு இது மாமியார் வீட்டில் வந்து நான் வச்சுருந்தேன் அப்படியே வந்து மேலே பேக் பண்ணி அப்படியே இருந்தது ஸோ எதுக்கு அப்படியே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இது எடுத்துகிட்டு வந்தேன் நல்ல ஒரு பெரிய சைஸ் குத்து விளக்கு ஏதாவது ஃபெ ஃபெஸ்டிவல் அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன் அடுத்தது இந்த பேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ சரவணாக்கு போகும்போது ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கரண்டி வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ நம்ம வந்து பொரியலுக்கு குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி விளக்கு அப்புறம் வந்து சின்ன குத்து விளக்குலாம் இருக்குல்ல அது கீழே வச்சுக்கலாம் அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வத்தல் தான் ஸோ வத்தல் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படியே நான் பாக்ஸில் போட்டு எடுத்து வந் எடுத்துகிட்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒன்று கூட உடையில எனக்கு அப்படியே முழுசு முழுசாகவே இருந்துச்சு அப்புறம் சித்தியோட மசாலாலாம் நான் அப்போ வந்து கொஞ்சம் பேக் பண்ண பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு காட்டுறேன் எனக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸும் வந்து கேட்டாங்க அவங்களுக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது பார்த்தீங்கன்னா அதர்ச மாவு வந்து கொடுத்துருந்தாங்க சித்தி அப்புறம் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சித்தி க கடையிலேயே வந்து கொஞ்சம் எடுத்தேன் எனக்கு மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்காகவும் சேர்த்து எடுத்தேன் இது பாருங்கள் ரெட் ரைஸ்லாம் நான் வீட்டுக்கு வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து அம்மா பே அப்படியே பேக் பண்ணும்போது வந்து பாக்ஸில் வந்து வச்சுட்டாங்க அப்புறம் இந்த மிக்சி ஜார் வந்து கொண்டு போயிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க பிளேட் வந்து அப்படியே ரொம்ப வந்து லூஸாக இருந்தது அதனால் வந்து மாற்றுறதுக்காக எடுத்துகிட்டு போனேன் இது பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி அந்த இது இது நல்ல வாசனையாக இருக்குது அப்புறம் இது வந்து ஃபலூடா மிக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து சரவணா போகும்போது வந்து ஒரு ரெண்டு பேக் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்ட்ராபெரி இன்னொன்று வந்து மேங்கோ ஃப்ளேவர் அப்புறம் இந்த குட்டி பவுச்சில் பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் அப்போ யூஸ் பண்ணுற இந்த ஐட்டம்லாம் இதில் இருக்குது அந்த பாக்ஸோடய அப்படியே உள்ள லக்கேஜில் போட்டுட்டேன் பிரியாணி மசாலாலாம் வந்து ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க அவங்களும் அப்புறம் இது பாருங்கள் இந்த சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டை வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து கறி பவுடர் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் இது இதுவும் வந்து சூப்பராக இருக்குது அப்புறம் இது வந்து ஒரு குட் குட்டி அரிசி நம்ம வைக்கிறதுக்காக குட்டியாக ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன் தால் பொடியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து பஜ்ஜி மிக்ஸ் இது அப்புறம் முறுக்கு மிக்ஸ் இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா அரிசிலாம் கொஞ்சம் ரெண்டு பேர் நாலு பேருக்கு வைக்கணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம்னு அது வாங்கிக்கோங்க அம்மா பார்த்தீங்கன்னா பூண்டு நம்ம நாட்டு பூண்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க பெருங்காய பொடி வந்து நான் யூஸ் இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது பெருங்காய பொடியும் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா தான் வந்து இருக்குது நான் சித்தியோட வீடியோலேயே வந்து காமிச்சிருப்பேன் இந்த மசாலாலாம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த இட்லி பொடி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ரோஹினிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா tiffin sambar fish fry masala எல்லாமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபிஷ் ஃப்ரை பொடி இது காஷ்மீரி சில்லி பொடி இது அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி அப்புறம் இன்னொரு கறி பவுடர் அரிசிக்கு வந்து அந்த தட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே வந்து சைட் ஜிப்லலாம் கொஞ்சம் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வாட்டி கொண்டு வந்தது எனக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக டைம் இல்லை ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நான் முன்னே சொல்லியிருப்போம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் வந்து போனோம் அதனால் வந்து சுத்தமாக எங்களுக்கு ஷாப்பிங் பண்ண டைம் இல்லை எப்போல்லாம் கடைக்கு போகிறோமோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சது மிளகாத்தூளும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து அம்மா வந்து நான் அரைச்சி கொடுக்க சொன்னேன் ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா நல்லா மழை அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைக்க முடியல வீட்டில் இருக்கிறதே வந்து அம்மா வந்து எனக்கு கொடுத்து அமிச்சாங்க இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து கொஞ்சம் வத்தல் இருக்குது அப்புறம் பிஸ்கெட் ரெண்டு பேக்கெட் இருந்துச்சு அதையும் அம்மா போட்டாங்க உள்ள பிளேட்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து சமைக்கணும்னா அது வந்து வச்சுக்கலாம் அரிசி வடிக்கிறதுக்கு அந்த பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரண்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இது பாருங்கள் மாங்காய் வத்தல் வந்து அம்மா போட்டு வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் வத்தலும் அதுவும் வந்து கொண்டு வந்தேன் இது வந்து நம்ம வத்த குழம்பு இல்லை மாங்காய் வந்து ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சித்தி வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இரும்பு பாத்திரம் கொடுத்தாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்பம் சுடுற அந்த பேனை இரும்பு பாத்திரம் இன்னொன்று வந்து கடாய் மாதிரி கொடுத்துருந்தாங்க இது பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டு இந்த ரெண்டு பேன் பார்த்திங்கன்னா சித்தி வந்து எனக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொண்டு வந்தது இது தவிர எனக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து நிறைய ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து நான் ஸ்வீட்ஸ் வந்து எதுவுமே கொஞ்சம் வாங்கிட்டு வரல ஏன்னா ஏன்னா எல்லாருமே வந்து இந்த வாட்டி வந்து ஊருக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து அப்புறம் தான் வந்து எல்லாருமே வராங்க அதனால் வந்து நான் ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப வாங்கிட்டு வரல ரோகிணிக்கு வந்து இந்த ஜிலேபி வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து ரெண்டு பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ஸ்வீட்ஸ் அப்புறம் முறுக்கு இந்த மிக்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கொடுக்கறதுக்காக ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க இந்த ஐட்டம்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியாவிலேருந்து இந்த வாட்டி கொண்டு வந்தது ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களை வந்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி பாய்